வணக்கம் and welcome to apple box உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி இன்றைக்கி நம்ம வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதியோட கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கதையை நான் எங்கே ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் வந்து இந்த கதையை ரொம்ப அழகாக சுருக்கமாக அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன் ட்ரெண்டி தமிழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க ஒரு சிஸ்டர் இதில் நிறைய இலக்கியம் சார்ந்த கதைகள் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம் இப்போ இந்த சங்க நூல்கள்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் கேளுங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துருக்காங்க நம்மளோட முன்னோர்கள்லாம் இதில் கால வரையறைப்படி இந்த சங்கங்களை முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருந்திருக்குன்னு இந்த நூல்கள்லேயே குறிப்பு இருக்குது ஆனாலும் அதில் இடைச்சங்கத்தில் தொல்காப்பியம் தவிர கடைச்சங்கத்தில் ஒரு சில நூல்கள் தவிர மீதி எல்லா நூல்களுமே இயற்கை பேரிடர்களால் அழிஞ்சு போச்சு இப்படி அழிஞ்சு போனதில் மீதியும் படையெடுப்புகளில் அவங்க அழித்ததில் மீதியும் தான் நமக்கு இப்போ இருக்கிற சங்க நூல்கள் இந்த நூல்களை பலர் அவங்களோட உழைப்பை போட்டு தமிழ் பற்றினால நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி புத்தகங்களாக கொடுத்துருக்காங்க அதனாலேயே இந்த சங்க இலக்கியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குது அதில் ஒருத்தி தான் நானும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ இந்த வளையாபதி காப்பியத்திலையும் நிறைய சுவடிகள் தொலைஞ்சு போய் மேற்கோள் பாடல்கள் மூலமாக தான் இந்த கதையை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம் இந்த கதையும் புகார் அப்படின்னு சொல்லப்படுற பூம்புகாரில் தான் வந்து நடக்குது பூம்புகாரில் ஒரு வைர வணிகர் இருக்கார் அவரோட பேர் நவகோடி நாராயணன் வைர வணிகர்கள் அப்படின்னாலே ரொம்ப வசதியாக இருப்பாங்க அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மனைவி இருக்காங்க அவங்களோட அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு இப்படி போயிட்டுருக்கும்போதே போதே திடீர்னு ஒரு நாள் ஒரு பெண்ணை அவர் பார்க்குறாரு அந்த பொண்ணு வந்து அவரோட ஜாதி இல்லாமல் இன்னொரு ஜாதியை சேர்ந்த பெண் அந்த பெண் மேலே அவருக்கு ஒரு காதல் வருது அந்த பெண்ணை வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவர் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட போயிட்டதுனால இவரோட முதல் மனைவி வந்து தனியாயிடுறாங்க அவங்கள பார்க்குற அவங்களோட ஜாதி ஆட்கள் எல்லாருமே வந்து நவகோடி நாராயணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து வேற்று ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம பெண்ணை வந்து இப்படி தவிக்க விட்டுட்டு போயிருக்க இப்படி போன அப்படின்னு சொன்னால் நாங்கள் உன்னை இந்த ஜாதியிலேருந்து விலக்கி வச்சுருவோம் இதுக்கு மேலே நீ வணிகம் கூட செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போகிறாங்க அவங்க அப்படி போகவுமே உட்காந்து யோசித்து பார்க்குறாரு நவகோடி நாராயணன் நம்மளால் இவங்ககிட்டேருந்து விலகி வாழ முடியாது தனிமைப்பட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு இந்த பொண்ணுக்கிட்ட சரியாக எந்த தகவலும் சொல்லாமல் அவர் கிளம்பி போயிடுறாரு கடல் வாணிகம் செஞ்சு நிறைய பொருள் ஈட்டிட்டு பூம்புகாருக்கே வந்து அவரோட மனைவியோட ரொம்ப வசதியாக வாழ ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை ரெண்டு பேரும் பயங்கரமாக குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் இவர் விட்டுட்டு போயிருந்தப்பவே இவருடைய இளைய மனைவி வந்து கருவுற்று இருந்திருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது தனிமையிலையும் வறுமையிலையும் அந்த ஆண் குழந்தைய அவங்க வளர்த்துட்ருக்காங்க இப்படி வளர்ந்து வரும்போது இந்த பையன் ஊராருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறான் ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பா பேர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க அம்மாட்ட போய் எப்போ கேட்டாலும் அவங்க அம்மா பதில் சொல்லவே இல்லை கடைசி அவன் ஒரு வாலிபன் ஆகும்போது தான் அவங்கிட்ட பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நவகோடி நாராயணன் தான் உங்கள் அப்பா நீ வேணும்னா பூம்புகாரில் போய் விசாரித்து அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறான் அவங்க பெரியம்மாவையும் அப்பாவையும் பார்த்து பேசுகிறான் அப்போது ஜாதி காரணமாக தன்னை எங்கே தன்னோட ஜாதியில் உள்ளவங்க ஒதுக்கி வச்சுருவாங்களோன்னு சொல்லி பயந்து நவகோடி நாராயணன் அதை ஒத்துக்கிறதுக்கு கடுமையாக மறுக்கிறாரு இந்த பையன் இந்த வழக்கை சபையார் முன்னாலே கொண்டு போகிறான் ஊரார் முன்னாடி இந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது அவங்க எல்லாரும் அவங்க அம்மாவை தான் கொச்சப்படுத்துகிறாங்க அந்த காலத்துலேயுமே வந்து எந்த அளவுக்கு அந்த ஜாதி பாகுபாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அவங்க அம்மாவுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை எல்லாருமே வந்து நவகோடி நாராயணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எத்தனையோ கஷ்டத்தில் பொறுமையாக இருந்த இவருடைய இளைய மனைவிக்கு இந்த நிராகரிப்பு ரொம்ப மன வருத்தத்தை தருது எனக்கு உங்களோட பொன் பொருள் எதுவுமே வேண்டாம் உங்கள் பையன்தான் இவன்னு மட்டும் நீங்கள் ஒத்துக்கோங்க அந்த வார்த்தை போதும்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்போவும் யாருமே வந்து அதுக்கு பதில் கொடுக்கல நவகோடி நாராயணன் ஒத்துக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில் தான் அவங்க காளி தேவியை நோக்கி நோக்கி வந்து வேண்டுறாங்க நான் இத்தனை காலம் உன்னை நோக்கி பூஜை பண்ணனே நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டியா எனக்காக யார் வந்து சாட்சி சொல்லுவாங்க இந்த ஏழை பெண்ணுக்காக யார் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கும்போது பூமி பிழந்து அந்த இடத்துல காளி காளிதேவி வந்து இந்த பெண்ணுக்காக சாட்சி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து அதை ஒத்துக்கிட்டு ஜாதியை மறந்து இந்த பையனை வந்து சேர்த்துக்கிறாங்க இதுக்கு மேலே ஜாதியை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கருத்து நிலவுது அந்த பையன் அவரோடையும் அவரோட மூத்த மனைவியோடையும் வாழ்ந்து அங்கே வணிகம் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து முடியுது இப்போ இந்த கதையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பத்தி அதாவது அடுத்தவங்க சூழ்நிலையிலேருந்து தன்னை வச்சு பார்த்து அந்த புலவரை வந்து நிறைய இடங்களில் எழுதியிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூத்த மனைவி குழந்தை இல்லாமல் படுற வேதனையையும் நவகோடி நாராயணனோட இந்த தவிப்பையும் அந்த பையனுடைய ஏக்கத்தையும் அந்த ரெண்டாவது மனைவியோடைய தவிப்பையும் எல்லாத்தையுமே அழகாக வந்து அவர் எம்பசைஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ஜாதியை எதிர்த்து குரல் கொடுத்து புலவர்கள் வந்து எழுதின ஒரு காப்பியம் தான் இந்த வளையாபதி ஸோ இந்த காப்பியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அடுத்த வாரம் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிட்டுருங்க நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம்